டபுள் ஃபைவ் டபுள் நைன் சிறுவை தம்பி சிறுவனப்பட்டி கோவாய் சரிங்க ஒரு ஐந்து நிமிடங்கள் கொண்டு வந்த தொண்ணூத்தி ரெண்டு செல்வராஜ் சிவசங்கர் குமாரமங்கலம் பல்லடம் தேவன் அவர்கள் விரைவாக ஸ்டார்டிங் பாயிண்ட் மறுபடி விசிலாகும் Get ready for the finishing point. பெரிய வந்து கொண்டிருக்கும் வண்டிய நூற்றி இருபத்தி மூணு ஏகே தெய்வ பிரசாத் ஆவல் சின்ன போலையா சங்கர் மாப்பிள கொண்டிருக்கும் வண்டியின் ஆரிசி அசோக் குமார் நாச்சிமுத்து கொண்டர் காட்டூர் பங்கரூர் எம் அருள் சந்திராபுரம் ಎಲ್ಲ ಫೋನ್ ಇದು ಡಿ ಜೆ ಪೈಲಟ್ ಪೈಲಟ್ ಇಲ್ಲ ஆத்துக்குமார் அவளையா எட்டான்ல தான் நிக்குது மாரிமுத்தனன் விரைவாக ஸ்டார்டிங் பாயிண்ட் பெறும்படி அன்போடு அழைக்கின்றோம் வந்து கொண்டிருக்கும் போட்டிகள் நிதி கிணத்துக்கிடவேன் நடக்க வேண்டிய பதினெட்டு செல்வராஜ் ஏலூர் கிணத்து கிடவு அடுத்த அடுத்த வாங்க வந்து கொண்டிருக்க முடிய ஏழுசி சங்கர் மீனாட்சிபுரம் மணேஷ் மலையாண்டி விடலாம் அப்படித்தான்டா ஜலத்திலே அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஸ்ரீ சிவசெல்வி கோணப்பனாய்க்கன்பாளையம் தாராபுரம் அடுத்து முப்பது கமல் தமிழ் செல்வன் ஜல்லிவேட்டை ஆறாம் ஆண்டு அறுபத்தி ஒன்று குரு பிரகாஷ் எண்பத்தி ஏழு பி எம் நிதி கிடத்தை கிடவில் ஓடிய வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் பத்தொன்பது புள்ளி ஒன்று ஏழு கிளை வந்து கொண்டிருக்கும் வண்டிய இருபத்தி மூணு ஏழு செந்தில் நவக்கரை எஸ் கே விருதுராகவன் ஷாவடே ஓடியே வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஒன்பது சைஃபா வந்து கொண்டிருக்கும் சுமன் புராக் எம் சுரேஷ் பிச்சனூர் ஊர்த்தி ஜமீன் கோயவராம் அப்படியே திரும்ப திருமண இருக்கிறது வந்து முப்பத்தி ஆறு ராம் லிங்கசாமி குலக்கப்பாளையம் தாராபுரம் அருண் பிரதீப் கழுவேரிபாளையம் மலடாம் ஓடுகளத்தில் தேர்வண்டி எண் பதினாலு டபிள்யூ அருண் பிரதீப் கழுவேரிபாளையம் சொல்லலாம் கலாத்தினர் அருண் பிரதீப் கருவேரி போலயம் சொல்லலாம் கலாச்சிலே வந்து கொண்டிருக்கும் வண்டியின் பதினெட்டு பிள்ளை எம்பி விஜயராகவன் மாமரத்துப்பேட்டை இருபத்தி ஏழு விபிஎஸ் அனுமயிரன் இருபத்தி ஏழு விபிஎஸ் அனுமயுடன் கூண்டாபுரம் நடரா அச்சயம்பாளையபுரா ஆல்ரெடி இருபது செகண்ட் இருபது நிமிஷம் ஓடியே வண்டி ஓரமாக வச்சு விட்றாங்க ஓரமாக ஓரமாக கலாத்திரேவதூடற்குமாரி மூணு கே மாரிமுத்து ஆப்பிக்குமார் பாளையம் பழனி பழனி நீங்க பாயிண்ட் கலாச்சிலே வருவதற்கு மடிய தொண்ணூத்தி ரெண்டு வெற்றிவேல் நடத்தினாரிக்கலாம் வடவனவர் கொலகா முக்கூடல் ஜல்லிவேட்டை சென்னையூர் சென்னர் வருவாக சடி மாடி தரும் என்பதை வைக்கின்றோம் என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க நான் லே நான் ரைட் முப்பத்தி மூணு ஜெயேஷ் மிதன் முக்குடல் செல்லவேட்டை ம் வருவாங்க